Thank you. சார் உன் முகமே சரியில்லையே அப்படிங்கிற மாதிரி யாராவது ஒருத்தர் அந்த மாதிரி நீங்கள் லீன் ஆகிட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு சில பேர் கேட்டால் நம்ம அது கில்ட்டியாக ஃபீல் பண்ணிவிட்டு திரும்ப அதையே நினச்சிட்டு இருக்கிறது அந்த மாதிரி இதெல்லாம் உங்கள் உங்களை பார்த்துட்டு உங்கள் முகமே சரியில்லையே இருக்கிற முகமாக இருக்கிறீங்களே ஏன் அப்படி இருக்கிறீங்கன்னு கேட்டால் நீங்கள் வந்து அதுக்காக கில்ட் ஆகிறது நீங்களாக ஆகாதீங்க உங்களை அறியாமல் அதுவும் தாட்டுன்னு எடுத்துக்கங்க நம்ம அதுக்கெலாம் கில்ட் ஆக தேவையில்ல நீங்களாம் கில்ட்டே ஆக தேவையில்ல உங்களை அறியாமல் வருதுன்னா வந்தோடனே தெரியும் தெரிஞ்சோடனே விட்டுருங்க ஏன்னா அதுக்கு அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்காதீங்க நீங்கள் சரி சரி அதாவது அரியா முதல்ல கோபமே வரதே பார்த்தீங்கன்னா அரியா கோபமாக தான் வரும் அரியா கோபம் வந்து அறிந்த கோபமாக மாறும் அரியா கோபத்தில் நமக்கு அங்கே வேலையே கிடையாது அது வந்தவனே மறைஞ்சிடும் அறிந்த கோபத்தில் தான் அறிந்த கோபங்கிறது என்னென்னு கேட்டிங்கன்னா கோபம் ப்ளஸ் அறிவு ஆகிடுதாங்க அறிவும் கலந்துருது அறிவுக்கு வேலை இல்லைன்னு முடிவு பண்ணோம்னா அந்த அறிந்த கோபமும் அரியா கோபம் தகுதிக்கு வந்துடும் நல்லா இது வந்து ரொம்ப நுணுக்கமாக புரிஞ்சுங்க ஃபஸ்ட்டு அறியாத கோபம் தான் வரும் வந்து கொஞ்ச நேரத்தில் தான் கோபம் வந்து நமக்கு தெரியும் அப்போ அது அறிந்த கோபமாக மாறும் இந்த அறிந்த கோபங்கிறது என்னென்னா அறிந்த கோபத்தில் தான் அறிவுக்கு வேலை இல்லைன்னு முடிவு பண்ணிட்டோம் அப்படின்னோம்னா அரியா கோபம் தகுதிக்கு வந்துடும் அரியா கோபம் எல்லாத்துக்கும் வரதான் செய்யும் அது அலோவ் பண்ணிட்டா போதும் அது அப்படி தான் அது வரும்போது விடுதலையோடு தான் வருது வந்துட்டு மறைஞ்சிடாது